குழந்தைகள் தங்கள் பெயருக்குரிய எழுத்துக்களை கற்க விரும்புவார்கள் இதனால் சில எழுத்துக்களை பயில அவர்களுக்கு உதவும் அவர்கள் பெயரை ராகத்தோடு உச்சரியுங்கள் உதாரணமா அவள் பெயர் கவிதா என்றால் நீங்கள் இப்படி உச்சரிக்கலாம் க வி தா கவிதா க வி தா கவிதா க வி தா கவிதா இப்போது நீங்களும் குழந்தையும் சேர்ந்து சில முறை உச்சரிக்கலாம் க வி தா கவிதா இறுதியாக குழந்தை தானாகவே எழுத்துக்களை உச்சரிக்க முயற்சிக்கலாம் க வி தா கவிதா இந்த செயல்பாடு குழந்தை தன்னுடைய பெயரில் உள்ள எழுத்துக்களை கற்க உதவும்